இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம் இது இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம் கொச்சின் ரீஜனல் சென்டர் மூலமாக நடத்தப்படுற ஒரு ப்ரொமோஷனல் மீட்டிங் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்னத்தை ரெண்டு ப்ரோக்ராம் பத்தி நாங்க சொல்ல போறோம் சிஎஃப்என் அதாவது certificate in food and nutrition and certificate in nutrition and child care services so இதோட தலைப்பு நாங்கள் என்ன அப்படி வச்சுருக்கோம்னா know the food you eat and child care CFN CNCC programme of IGNOU so இதை நாங்கள் பைலிங்கில் வச்சுருக்கோம் ஸோ தட் யாருக்கெல்லாம் எந்த ப்ரோக்ராம் எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேட்ச் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக இது சிஎஃப்என் ப்ரோக்ராம் வந்து தமிழில் இருக்கிறனால இதை நாங்கள் தமிழில் வந்து வெளிப்படு வெளிப்படுத்துறோம் இந்த இன்ஃபர்மேஷனை இந்திரா காந்தி தே தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாடாளுமன்ற சட்ட சட்டத்தால நிறுவப்பட்டது அதாவது இது ஒரு தொலைஞ்சு போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறது தாங்க இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தோட நோக்கமாகும் நீங்க இப்ப நம்மளோட கல்வி வாழ்க்கை அப்படின்றது வந்து சில சமயம் ஸ்கூல்ல விடுபட்டு போயிருக்கலாம் சில சமயம் காலேஜ்ல விடுபட்டு போயிருக்கலாம் அதுக்கப்புறம் நம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட ஏதோ ஒரு வேலை தரத்தினால அல்லாட்ட சொசைட்டியோட ப்ரெஷர்னால குடும்பனால நல கருதுறனால ஏதோ ஒரு இதுல கொஞ்சம் லேக் ஆயிருக்கும் அதெல்லாம் நம்ம திருப்பி கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு தாங்க இந்த இக்னு கோர்சஸ் தொடர்ந்து கேளுங்க பயனடைங்க நான் இப்ப இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம் அதோட நோக்கங்கள் அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்கல்வியை கற்றவர்களின் வீட்டு வாசலில் கொண்டு செல்வதன் மூலம் டெமோக்ரட்டைஸ் பண்றது அதாவது ஜனநாயகப்படுத்துறது ஸோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இப்போ அதான் ஒரு காலத்துல சொல்லுவாங்கல்ல ஒரு கதை வச்சு ஒரு ராஜானா இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவனுக்கு ஸ்ட்ரென்த்து அவனுக்கு ஒரு ரெப்புடேஷன் பட் கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு அது அதை உருவாக்குறதுக்கு மாதிரி வயது பகுதி மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் படிக்க விரும்பும் அனைவருக்கும் உயர்தரமான கல்விக்கான அணுகுதலை வழங்குதல் ஸோ இது வந்து என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட irrespective of our age irrespective of our domain எங்க உட்காந்துருக்கோம் என்ன பண்றோம் எல்லாம் அது பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் எனக்கு இப்ப ஐம்பது வயசு கிட்ட ஆயிடுச்சா நான் படிக்கணுமான்னு நீங்க கடை கரெக்டான நபர் தாங்க படிக்கணும்னு ஆர்வம் இருக்குதா then you are eligible to study என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோ ப்ராஸ்பெக்டஸ் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நாங்க ரெண்டு ப்ரோக்ராம் பத்தி சொல்ல போறோம் சிஎஃப்என் சிஎன்சிசி இந்த பாடநெறி தொழில்முறை மற்றும் தொழில் சாரார் நோக்குநிலையை வழங்குவதன் மூலம் தேவை அடிப்படையிலான அடிப்படையிலான கல்வி திட்டங்களை வழங்குறோம் ஸோ இப்போ கூட சில வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கும் அல்ட்ட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும் அல்ட்ட ஒரு சுய தொழில் தொடங்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஎன்சிசின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல க்ரெஷ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா please join this course you know the basic about the child care services and then later you can get confidence and you can do the diploma also இந்த இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவில் தொலைதூர கல்வியை ஊக்கு ஊக்குவித்தல் மற்றும் மேம்படுத்துதல் அதுக்கும் அது உதவுது ஸோ இப்போ நாங்கள் இது வரைக்கும் நான் தமிழில் சொந்த நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் இங்கிலீஷில் ஒரு ரீகேப் பண்ணுறேன் ஸோ தட் இப்போ இஃப் சில பேருக்கு வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் இருக்கும் so just keeping it bilingual நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் so it's it's is like democratize higher education to take the door step of the learners அதே மாதிரி provide access to high quality education to all those who seek it respective of age religion region and gender offering need based academic programme by giving professional and vocational orientation to the courses and promoting and developing distance education in India. So நம்ம இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் பற்றி ஹைலைட் பண்ண போகிறோம் சிஎஃப்என் அண்ட் சிஎன்சிசி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஎன்சிசி இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சின்ன நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா Indira Gandhi national open university பல ஸ்டேட்லேயும் இருக்குது ரீஜனல் சென்டரு இதோட வெப்சைட் வந்து IGNOU dot AC dot IN W W W dot IGNOU dot AC dot IN அதில் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு அங்கே வந்து ஒரு சர்ச் காலம் இருக்கும் அதில் ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது ஃப்ரீ டவுன்லோடு தான் அது ஃபஸ்ட்டு பதினோரு பேஜை நீங்கள் படிச்சிங்களாலே அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு Indira Gandhi national open university Cochin regional சென்டர்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த எங்களோட ரீஜனல் சென்டரோட யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரோக்ராம் கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா you can just get in touch and be benefited so now coming back to CNCC of Indira Gandhi national open university இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு குழந்தை மற்றும் ஊட்டச்சத்து வளர்ச்சியை பற்றி ரெண்டிலும் தொடர்புடைய ஒரு தத்துவ ஒரு நடைமுறை அறிவையும் ஒரு தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷனையும் கொடுக்கும் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சியை படிக்கிறனால உங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபார் சைல்ட் கேர் அப்புறம் சைல்ட் கேர் சர்வீசஸ் ரெண்டையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பாடத்திட்டத்தின் மூலம் உணவு ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் குறித்த அடிப்படை புரிதலை வழங்குறது அதுக்கப்புறம் உணவு திட்டமிடுதல் கொள்கைகள் ஊட்டச்சத்து தொடர்புடைய கோளாறுகள் உணவு பட்ஜெட் உணவு தேர்வு உணவு சேமிப்பு பட் மற்றும் உணவு பாதுகாப்பு கொள்கைகள் இது எல்லாத்தையும் நீங்க இது பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த ப்ரோக்ராம் நீங்க படிக்கிறதுனால இது so it in CNCC in simple terms it provides a basic understanding of food nutrition and health principles of meal planning nutrition related disorders principles of food budgeting food selection food storage and food preservation நீங்கள் இப்போ இந்த இந்த இதை வச்சே நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன சாப்பிடணும்னு கூட நம்மளுக்கு இந்த இந்த சூழ்நிலையில மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு வாழ்க்கை தரத்துலையும் you are what you eat அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ நீ நீ என்ன சாப்பிட நம்ம இப்ப நம்ம திடீர்னு நம்ம இருக்கிறோம் நல்லபடியா தான் இருக்கிறோம் பிசிக்கலா பட் உள்ளார உள்ள chemicals in the blood it's equal to what you we have been eating or what we are missed out in eating so இதெல்லாம் நம்ம வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மீட் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா அதில் நம்ம அதை ரிலேட் பண்ணிக்கலாம் இதை படிக்கிறனால அது மாதிரி சில நியூட்ரிஷன் ரிலேட்டட் டிஸ்ஆர்டர்ஸ் ஆகும் குறைபாடுகளும் இருக்கும் நிறையா சாப்பிட்றதுனால பிரச்சனையும் வரும் ஸோ இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது உதவியாகவும் இருக்கும் அதே மாதிரி பிரின்சிபிள்ஸ் இன் ஃபுட் பட்ஜெட்டிங் எல்லாமே காஸ்ட்லி சாப்பாடு சாப்பிட்டாதான் நியூட்ரிஷியஸாக கிடைக்குமா எது சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஒரு திறம்பட நம்ம இது பண்ணுறது அது கூட நம்மளுக்கு உதவியாகும் அதே மாதிரி food selection food storage and preservation அப்படின்னா என்ன சில சமயம் நம்ம உருவாக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம கடையிலேருந்தே வாங்கிட்டு வருவோம் அதை நம்ம எப்படி நம்ம அதை தேர்வு செய்கிறோம் அப்புறம் அதே மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ் அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் சில சமயம் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போயிடுது ஃப்ரிட்ஜில் வச்சா கூட சில சமயம் கெட்டு போகுது அதை எப்படி அப்புறம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்குள்ள சாப்பாடு நாளைக்கு இன்னைக்குள்ள பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் மாங்காய் மாம்பழம் நிறைய கிடைக்குது அது மாதிரி எப்படி ஜாம் ஜெல்லி மார்மலேட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஜூஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்ட்டா காயாக இருந்ததுன்னா எப்படி அதை வேற பகுதியாக லைக் ஊறுகாய் அல்ட்டா உப்பிட்டு அது மாதிரி அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது அதெல்லாம் கூட நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் so it enables learners to understand the development of children from birth to six years of age promote their development by organizing appropriate play activities and learning experiences and be aware of the principle of set setting up early child care centers. So, இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகள் அவங்கள தான் நம்ம இந்த க்ரஷ்லலாம் கொண்டு போய் விடுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அதுதான் சொல்லுவாங்களே ஒன்று ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ராஜா மாதிரி வளர்க்கணும் அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வளர்க்கணும் அது மாதிரி பதினொன்னுல இருந்து அதுக்கு மேல அப்படின்னா நம்ம தோலை மாதிரி வளர்க்கணும் அப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அது இதுதான் அடி ஒய் இந்த சின்ன வயசு வந்து ரொம்ப அதுனா அங்கதான் ஃபவுண்டேஷன் அதுதான் பேசிக்ஸ் ஆஃப் க்ரோயிங் அப் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு வளர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு அது மாதிரி பொருத்தமான விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் கற்றல் அனுபவங்கள் சும்மா விளையாடு விட்டுட்டு படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வேஸ்ட்டுங்க லைஃப்ல இல்லையா கடைசியா என்னதான் ராஜானாலும் ராஜாவோட குழந்தை கூட படிச்சாகணும் அப்படின்லாம் ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது காமன் மேனோட பிள்ளைங்க எப்படி எவ்வளோ நல்லா படிக்கணும் அதுக்குரிய ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குறது இந்த ஏர்லி சைல்ட் கேர் எஜுகேஷன் பராமரிப்பு மையங்கள் மற்றும் அந்த ஆரம்ப கல்வி பராமரிப்பு கல்வி கொடுக்குற இந்த க்ரஷ்ஷு பால்வாடிஸ் அதெல்லாம் ஸோ இந்த கொள்கையை நம்ம அறிந்து கொள்றதுக்கும் இது கற்பவர்களுக்கும் இது உதவியா இருக்குது நீங்க இதை கட்டுறோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம வீட்லயே நம்ம வீட்டுல எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்ப குழந்தைங்களை வச்சு நீங்க மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல சிறு தொழில் கூட இது அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து will be of interest to functionaries working with children in the birth to six age group where their work involves meeting nutritional needs of children as well as their learning and play needs. இந்த பாடத்திட்டம் பிறப்பு முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளுடன் பணி புரியும் செயல்பாட்டாளர்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அங்கு வந்து அவர்களின் பணியில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து தேவைகளையும் அவர்கள கற்றல் மற்றும் விளையாட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்வது அடங்கும் ஸோ நம்ம வந்து இந்த பாடத்திட்டம் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் தான் but still it reads relates to nutrition and also children அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இத்தகைய செயல்பாட்டாளர்கள் கிரஷ் வளர்ப்பு கல்விகள் அங்கன்வாடிஸ் பால்வாடிஸ் போன்ற மாறுபட்ட அமைப்பு அமைப்புகளை பணியாற்றலாம் லக்கு குழுவில் அதாவது டார்கெட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அதில் பெற்றோர்களும் இருக்கலாம் சிறு குழந்தை வளர்ச்சியை பற்றி அறிய ஆர்வ ஆர்வமுள்ள மற்றவர்களும் இதில் சேர்ந்து படிக்கலாம் So functionaries on the who could be working in diverse settings such as crush, preschool, anganwadi, balwadis, parents, parent, those interested in development of young children can be benefited by joining this program. So இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ten plus two or its equivalent ஏன் நாங்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குன்னு நம்ம தனியாக சொல்லணுமா அப்படின்னா ஆமாம் இந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து சப்போஸ் கேப் நீங்க ஒரு கிராஜுவேட்டாவே இருங்களா கொஞ்சம் நிறைய ஒரு பத்து பஞ்சு வருஷம் படிக்காம கொஞ்சம் கேப் விட்டு போயிடுச்சு இப்ப இதை நீங்க சேர்த்து படிச்சீங்கன்னா படிக்க முடியுமாங்க கண்டிப்பா படிக்க முடியும் ஏன்னா இது டென் பிளஸ் டூ ஓட ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சா என்ன எப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி இருக்குங்க அதனால நீங்க இதை ஈஸியா நீங்க கத்துக்கலாம் அதே மாதிரி இதோட டியூரேஷன் மினிமம் டியூரேஷன் வந்து ஆறு மாசம் ஆனா இதை வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்க இழுத்துட்டு போகலாம் அதாவது மேக்சிமம் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால படிக்காம போயிட முடியுது அதட்ட அசைன்மெண்ட் எழுதுறோம் டேர்ம் அண்ட் எக்ஸாம் எழுத முடியல அதுட்ட நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் அன்னைக்கு பார்த்து நம்ம வீட்டுல ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடந்துருது அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து மனம் உடஞ்சு போயிடக்கூடாது there is extended period for you to study so you should not give up on that அதனால குறைந்தபட்சம் minimum duration six months maximum is two years இது வந்து ரெண்டு சைக்கிள்லையும் ஆஃபர் ஆகுது ஜனவரிலையும் ஆஃபர் ஆகுது ஜூலைலையும் ஆஃபர் ஆகுது ஸோ யூ பி பெனிஃபிட்டட் இப்போ நாங்கள் வந்து July cycle of admission is open and நீங்கள் இப்போ தான் இது இது சரியான நேரம் நீங்கள் அதை சேர்ந்து படிக்கிறதுக்கு ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டாயிரம் ரூபா இந்த முழு பாடத்திட்டத்துக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு மட்டும் தனியாக பே பண்ணணும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வழிமுறை எப்படி இதில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிலீஷு மற்றும் ஹிந்தி ஸோ இந்த ரெ ரெண்டு சப்ஜெக்ட்லேயே தான் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் படிக்கிற புக்ஸும் இருக்குது இப்போ நான் வந்து சேர்ந்தெல்லாம் படிக்க முடிகிறது முடிகிறதுக்கு முன்னாடியே புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாமா கண்டிப்பாக பார்த்துக்கலாங்க நாங்கள் எல்லா மெட்டீரியல்ஸையும் சாஃப்ட் காப்பி ஆக்கி Indira Gandhi national open university வெப்சைட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்ல போயிட்டு இ கியான் கோஷ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்களேன் அது வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு எடுத்துகிட்டு போகும் and you will be benefited so நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி you need to know this four things அதாவது என்ன அப்படின்னா programme details title of the course credit course code இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எவ்வளோ காசு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது நம்ம யாருக்கெல்லாம் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்லாம் நம்ம மனசில் ஒரு ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வச்சுருப்போம்ல அது மாதிரி என்ன படிக்கணும்னால நாட் ஒன்லி இதுங்க என்ன ப்ரோக்ராம் நீங்கள் ஏதோ ஒன்று தேர்வு செய்றீங்கன்னா என்ன ப்ரோக்ராமு அந்த பாடத்திட்டத்தோட விவரங்கள் என்ன அடுத்தது அந்த பாடத்திட்டத்தோட தலைப்பு என்ன what is the title of the course ஏதோ குழந்தைங்களை பத்தி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றத விட சிஎன்சிசி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி ஒரு கிரெடிட் ஒரு பாடத்தின் மதிப்பு எவ்வளவு ஸோ மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ சின்ன ரெண்டு ரெண்டு கிரெடிட் உள்ள கோர்ஸும் இருக்குது எட்டு கிரெடிட் உள்ள கோர்ஸும் இருக்குது ஸோ ஒரு credit is equal to thirty two hours of study so உங்களுக்கு இந்த எவ்வளோ டைம் இருக்குது கையில் ஸோ சின்ன கோர்ஸ் அதான் சிறுக கட்டி பெருக வாழணும் அதுக்கேற்ற மாதிரி சின்ன கோர்ஸ் எடுத்து நம்ம ஹாப்பியாக முடிச்சுட்டு அடுத்த கோர்ஸ்க்கு போகிறதுக்கு அந்த திருப்தியே இருக்குதுல்ல that will be push factor for you to enrol in another course அது மாதிரி கோர்ஸ் கோடு வந்து பாடநெறி குறியீடு அதை கூட நம்ம வச்சுக்கணும் மனசுல ஸோ இந்த இந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் அதாவது சிஎன்சிசியூல ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று வந்து நியூட்ரிஷன் ஃபார் த கம்யூனிட்டி அதாவது சமூகத்திற்கான ஊட்டச்சத்து ஸோ ஒவ்வொரு அதான் நான் சொல்லி சொன்னேன் இல்லையா இதில் வந்து you are what you eat so ஒரு நம்ம வீட் நம்மன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அதான் இண்டிவிஜுவல்ன்றோம் அப்புறம் நம்மளோட கூட சேர்ந்து வராங்க நம்ம கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு அடுத்தது ஒரு ஃபேமிலி யூனிட் ஆயிடுது அப்புறம் நிறைய ஃபேமிலி சேர்ந்துச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி ஆயிடுது ஸோ நம்ம வீட்டில் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் போதுமா இல்லை பக்கத்து வீட்லேயும் இருக்கணும் இது எல்லாம் இருக்கணும் so education nutrition education is a must நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இல்லையா எல்லாரும் வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றத விட கிடைக்கிறத வந்து எப்படி சாப்பிடணுன்றத கூட நம்ம சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷன் எஜுகேஷன் ஸோ தட் கம்யூனிட்டியோட ஹெல்த் ஃபுல்லாகவே வந்து ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு திறம்பட ஒரு ஹெல்த் இருக்கு அப்படின்னு நம்ம வழிவகுத்துக்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷன் அடுத்த சப்ஜெக்ட் வந்து organisation of child care services அதாவது குழந்தை பராமரிப்பு சேவைகளை ஒழுங்கமைத்தல் ஸோ இதுல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கே இல்லை ஸோ எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் நியூட்ரிஷன் பற்றி எனக்கு தெரியணும் கொஞ்சம் சைல்ட் கேர் பற்றி தெரியணும் நான் இதை சேரலாமானா எஸ் யூ ஆர் வெல்கம் இது எயிட் கிரெடிட் கோர்ஸ் தான் சின்ன கோர்ஸ் தான் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்னால சின்ன கோர்ஸ் தான் சிக்ஸ்டீன் கிரெடிட்ஸ் தான் டோட்டலாக இருக்கும் அடுத்த இது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தது சிஎன்சிசி ப்ரோக்ராம் இப்போ வந்து சிஎஃப்என் ப்ரோக்ராம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து சான்று சான்றிதழ் சிஎஃப்என் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த certificate in foods and nutrition வந்து basically post literacy level awareness men for people with basic reading and writing skill இப்போ நான் ஸ்கூலுக்கே போகல என்ன என்னால் ஏதாவது ஒன்று சேர்ந்து படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உணவுகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கான சான்றிதழ் அடிப்படையில் எழுத்தறிவு பிந்திய நிலை அதாவது அடிப்படை வாசிப்பு மற்றும் எழுத்து திறன் பற்றி உணவுகள் மற்றும் ஊற்றச்சத்துகள் பற்றிய விழி விழிப்புணர்வு தரும் பாடத்திட்டமாகும் அதனால ஒரு பேசிக் அவேர்னஸ் கோர்ஸ் தான் ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது எல்லாம் ஒரு ஒரு இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம்ல நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன ஒரு ஃபுட்டை பத்தி சொல்றாங்க ஒரு ஃபுட் எஜுகேஷன் ஹெல்த் எஜுகேஷன் இருக்குன்னா ஒரு ஆர்வமா கேட்போம்ல அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரன்னிங் மேட்டரு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்னே ஒன்று எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் The program aims to acquaint uh, the learner with the role of food and ensuring healthy living for the individual, family and கம்யூனிட்டிக்கு அதாவது தனிநபர் அதாவது இண்டிவிஜுவல் குடும்பம் மற்றும் சமூகத்திற்கான ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதில் உணவின் பங்கை அறிமுகம் செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இது வந்து உணவு தேர்வு மற்றும் தயாரிப்பு அதாவது எனது ஃபுட் செலெக்ஷன் அண்ட் ப்ரிப்ரேஷன் குழந்தை பருவத்துல இருந்து முதுமை வரைக்கும் ஊட்டச்சத்து அதாவது இன்ஃபென்சி டு ஓல்ட் ஏஜ் இப்ப நம்ம வீட்டுல கூட பாத்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களா சமைக்கும் போது கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் சாப்பாடு மாதிரி வேணும் சில கொஞ்சம் ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைங்கெல்லாம் இருந்ததுன்னா அவங்க எல்லாம் எல்லாம் ரொம்ப குழச்சிக்காத மாதிரி சாப்பாடு கேட்பாங்க அதே இது ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் மசிச்சு கொடுக்குற மாதிரி இன்னொரு இன்னொரு விசில் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல அப்படின்லாம் யோசிப்பாங்க அது அதே இது வந்துட்டு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் அதுக்கு சூட்டபிளா கொஞ்சம் ரெண்டு மூணு ஆட் ஆன் ஐட்டம்ஸ் வச்சுப்பாங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா ஃப்ரிட்ஜ் இருக்கிறது நம்மளுக்கு ப்ரிசர்வேஷனுக்கும் உதவுது ஸ்டோரேஜுக்கும் உதவுது திடீர் விருந்தாளிகளை மீட் பண்றதுக்கும் உதவுது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அது கூட நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃபுட் அதாவது பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு சாப்பாடை நம்ம இது பண்றதுனால அது எவ்வளவு தரம் எவ்வளோ நேரம் இது பண்ணணும் எவ்வளோ நேரம் அதை சமைச்சா அது சாப்பாடாகுது அதே மாதிரி அதோட ஷெல்ஃப் லைஃப் என்ன அதை எவ்வளோ நாள் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அதே மாதிரி அது வந்து திருப்பி சூடாக்கி சாப்பிட்றதுல அது ஒர்த்தா அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அது அதே மாதிரி அது எவ்வளோ செலவாகுது ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு அது அந்த இது அப்புறம் உணவின் அதான் உணவின் பொருள் பொருளாதாரம் அதுக்கப்புறம் சமையல் அறை தோட்டம் அதாவது கிச்சன் கார்டனிங் அது கூட இது இது கொஞ்சம் இது பண்ணுது அதே மாதிரி ஃபுட் அடல்ட்ரேஷன் உணவு கலப்படம் அது அதுக்கப்புறம் கன்சியூமர் ரைட் நுகர்வோர் உரிமைகள் அது அது food adulteration is lightly related to this consumer rights also அதே மாதிரி சேஃப்டி அண்ட் எஜுகேஷன் பா உணவு பாதுகாப்பு மற்றும் கல்வி போன்ற அம்சங்கள் இதில் அடங்குது ஸோ நீங்க வந்து இந்த அதாவது இது பேசிக்கா சாப்பாடு பத்தி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த programme lays primary emphasis on nutrition with relevance to present day cost effectiveness environmentally friendly approaches that reach to almost the entire nation hence making the learners responsible and our citizens of tomorrow அதாவது இன்றைய சூழ்நிலையில செலவு செயல்திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் சுற்றுப்புற நட்பு அணுகுமுறைகள் அதாவது கிட்டத்தட்ட முழு நாட்டையும் அடையும் வகையில இந்த திட்டம் வந்து ஊட்டச்சத்துக்கு முதன்மை முக்கியத்துவம் அளிக்கிறது எனவே எனவே கற்பவர்களையும் நாளைய பொறுப்பாளர்களையும் விழி விழிப்புணர்வு உள்ள குடிமக்களாகவும் ஆக்குது ஸோ நம்ம வந்து நம்மளோட சாப்பிட்றத வச்சு நம்ம ரெகுலேட் பண்ணோமா நம்மளுக்கே தெரியும் இல்லையா சில சமயம் நிறைய எண்ணெய் ஊற்றி எனக்கு சுட்டு கொடு சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வெறும் ஃபுல்காவே இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஸ்மூத்தாகவே இருக்காது நிறைய எண்ணெய் சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும் உள்ளார அந்த இதுலலாம் அடைப்பு ஏற்பட்டுரும் கொழுப்பு அடைப்பை இது பண்ணிடும் ஸோ நம்ம சாப்பிட்றத வச்சுட்டு ஒரு ஆளுக்கு உள்ளார உடம்புல என்ன போகுது அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ஊறுகாலே ஊறுகால சாப்பாடு சாப்பிட்றாங்களா சாப்பாடு வச்சு ஊறுகாய் சாப்பிட்றாங்களா அது மாதிரி டவுட் வந்துடும் அவ்வளோ ஊறுகாய் போட்டு கொஞ்சோண்டு சோறு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க so what it will happen on long run salt content will increase so pickles அதுதான் சொல்லுவாங்கல்ல பிக்கிள்ஸ் அப்பளம் அதுக்கப்புறம் என்னதான் உப்பு போட்டு சேகரித்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சமாக தான் நம்ம சாத்துக்கணும் சா சாப்பிட்டுக்கணும் ஸோ அதை வந்து அதையே ஒரு வாழ்க்கை நெறியாக நம்ம வச்சுக்க கூடாது ஸோ நம்ம சாப்பிட்றத வச்சு நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி அது வந்து நம்மளோட நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு பாரம் இல்லாமவே இருக்க முடியும் அதே மாதிரி budget of food also will be regulated in a family setup இதில் வந்து எலிஜிபிலிட்டி கேட்டிங்கன்னா நோ ஃபார்மல் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஏன் இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் minimum age of eighteen years as on the last date of receipt of admission form so இந்த முறையான தகுதி எதுவுமே கிடையாது நீங்கள் டென்த்து படிக்கல டுவெல்த்து படிக்கல அப்படின்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வேணும் நீங்கள் அதாவது கடைசியாக அட்டன் பண்ண காலேஜ் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு அது மாதிரி கூட ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டா கூட நம்மளுக்கு இந்த ஏஜ் ப்ரூஃப் காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் அது மாதிரி பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இது என்ன அப்படின்னா இப்போ இங்கிலீஷு ஹிந்தி அசாம் அசாமி குஜராத்தி கன்னடா மலையாளம் மராத்தி பஞ்சாபி தமிழன் ஒரியா ஆங்கிலம் இந்தி அசாமி குஜராத்தி கன்னடம் மலையாளம் மராத்தி பஞ்சாபி தமிழ் மற்றும் ஒரியா லாங்குவேஜில் இது கொடுக்குறாங்க இந்த இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் மலையாளத்தில் கூட இதை நீங்கள் நீங்கள் படித்து இது பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு இது வந்து மெயினாக யாருக்கு தெரியுமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சமையல் வேலையில் இருக்கோம் நம்ம வந்து அது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் ஒரு காலத்தில் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு அது மாதிரி இருந்தவங்க எல்லாம் தனியாக போடுறாங்க அவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒவ்வொரு ரெசிபி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அதோட நியூட்ரிஷன் குவாலிட்டி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு சுய தொழில் செய்கிறதுக்கு அல்லாட்ட நம்ம வந்து வேற ஒரு ஒரு நாட்டுக்கு போய் நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செஞ்சு போடுறாங்க எத்தனையோ பேர் நம்ம நம்ம நம்ம ரீஜனோட சாப்பாடை வந்து இந்த இந்த ரீஜன் இல்லாம வேற ஒரு ரீஜன்ல போய் சமைச்சு அதே கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி கூட இதுக்கு சாதகமாகும் அவங்களுக்குலாம் இது இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மினிமம் வந்து six months and maximum two years offered both in January and July cycle of admissions. குறைந்தபட்சம் ஆறு ஆறு மாதங்கள் அதிகபட்சம் ரெண்டு ஆண்டுகள் ஸோ உங்களால் முடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் இது பண்ணணும் அதே மாதிரி சேர்க்கை அதாவது ஜனவரி ஜூலை ரெண்டுலேயும் நீங்கள் நீங்க சேரலாம் இப்போ வந்து July admission is open so இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா தான் ஃபுல் ப்ரோக்ராமுக்கும் இதுலயும் நீ அதை நான் திருப்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க படிச்சுட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு மனசுல வரும் இது நம்ம என்ட்ரி குவாலிஃபிகேஷனும் எந்த ஃபார்மல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை அதாவது பத்தாவதும் பாஸ் பண்ண வேணாம் டுவெல்த்தும் பாஸ் பண்ண வேணாம் ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சா போதும் பதினெட்டு வயசு இருந்தா போதும் ஆனா அப்ப நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி இது இந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் என்ன இந்த பாடத்திட்டத்தோட விவரம் என்ன இந்த டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் என்ன இதோட மதிப்பு என்ன பாடத்திட்டத்தோட மதிப்பு என்ன பாடநெறி குறியீடு என்ன ஒவ்வொருக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது எல்லாமே நம்மளால பண்ண முடியுமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு செக்லிஸ்டா நீங்க வச்சுக்கணும் அதை வச்சு நீங்க கேட்கணும் அப்படி கேட்டீங்கன்னா இதுதான் உங்க பதில் இதுல மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அதாவது நீங்களும் உங்கள் உணவும் யூ அண்ட் யுவர் ஃபுட்டு அப்புறம் உங்கள் உணவு மற்றும் அதன் பயன்பாடு your food and its utilisation உங்கள் வீட்டு உங்கள் நம்ம சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃபுட் உணவின் பொருளாதாரம் ஸோ இந்த மூ இந்த மூணு சப்ஜெக்டையும் if you relative it it is coming to sixteen credits so உங்களுக்கு அது இது ஈஸியாக நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி இது பண்ணலாம் அது மாதிரி இந்த ப்ரொமோஷனல் மீட்டிங் வந்து எதுக்கு ஏன் ரெண்டே ரெண்டு ப்ரோக்ராம் பற்றி சொன்னீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு நிறையா சொல்கிறதுக்காண்டி வி ஆர் ஹெல்பிங் யூ இதில் வந்து என்ன அப்படின்னா தொடர் கல்வி தேவை வந்து ரொம்ப இருக்குது அதாவது நீட் ஃபார் கண்டினியூங் எஜுகேஷன் அது வந்து இப்ப நம்ம அதுதான் சொல்றாங்க இல்லையா இப்போ நம்ம நம்ம ஆபீஸ்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் உங்களோட பாஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்லி வயசு only date of joining qualification பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்குலாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்போதான் அதுதான் அதுதான் நம்மளோட இப்போ நடைமுறையில் உள்ள ஒரு எஜுகேஷன் ட்ரெண்டுன்னே சொல்லலாம் அது மாதிரி ஒய் டு கண்டினியூ எஜுகேஷன் ஏன் கல்வி கல்வியை தொடரணும் கல்வி நம்மளுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது அதை விட்டுட்டு உட்காந்து கல்வியும் படிக்கணுமா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ப்ரொமோஷன் மீட்டிங்கு அது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் இந்த ரீசன் தான் அதாவது importance of life long learning is equal to need for education அப்படின்னா என்ன வாழ்நாள் முழுசும் நம்ம கட்டுறதுல முக்கியத்துவம் அறியறதுனால நம்ம வந்து ஒரு கல்வியோட திறமைய வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் so what happens when we really know is நம்ம வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறப்ப நம்ம are keeping our brain still active we are having a regular schedule for our thing அதே மாதிரி நம்மளோட லீஷர் டைம் ஆக்டிவிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கொடுக்குறோம் அதாவது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு நல்ல முறையில் நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்போ டிவி பார்க்குறது நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க டிவி பார்க்குறதுனால யாரும் எந்த யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு ஒரு இது கொடுக்க போகிறது ஒரு சர்டிஃபிகேட்டோ அல்லட்ட ஒரு எக்ஸாமோ வைக்க போகிறது இல்லை but still if you study instead of seeing TV definitely are going to earn an education at the end if you write your examination அதே மாதிரி அடுத்தது வந்து any time anywhere any time education அதாவது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலையும் கல்வி நீங்கள் படிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன் வேற எல்லாம் முடக்கமாயிடுச்சு இப்போ எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ படிக்கலாமா கண்டிப்பாக படிக்கலாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்போ சேர்ந்துக்கிட்டிங்கன்னா கூட ஆறு மாதம் கழிச்சு எக்ஸாம் அப்படின்னா டிசம்பரில் வரும் டிசம்பர் முடியல அப்படின்னு வச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் இழுத்து அடிக்கலாம் ஸோ இழுத்து அடிச்சு படிக்கிறதுல என்ன அப்படின்னா ஏதோ ஒவ்வொரு கோர்ஸ் ஏன் ஆறு மாசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்மளால பாஸ் பண்ண முடியாது கண்டிப்பா முடியும் இல்லையா அதுதான் நம்ம சேரும் போது வந்து நாளைய திறத்தை குறித்து க கவலைப்படக்கூடாது நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளால நாளைக்கு படிக்க முடியுமா இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு அது மாதிரி முடியுமா இன்னைக்கு ஆசை இருக்குது படிக்கிறதுக்கு இந்த ஆசை நாளைக்கு வரைக்கும் தங்குமா அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி தொலைதூர கல்வி அமைப்பு அதை பத்தி சொல்றதுக்கும் இந்த ப்ரொமோஷனல் மீட்டிங் உதவுது இது பொதுவாக சொல்லுவாங்க எஜுகேஷனுக்கு ரொம்ப டிஸ்டண்டாக இருந்தவங்க தாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமில் போய் படிப்பாங்க அப்படின்னு அப்படியே கிடையாதுங்க அவங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்து படிக்கிறது தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் தொலைஞ்சு போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறது தான் இந்த தொலைதூர கல்வி திட்டம் இதில் வந்து IGNOU as a distance education provider இந்த ரெண்டு சப்ஜெக்டை பற்றி இந்த விளம்பர கூட்டத்தில் நாங்கள் சொன்னோம் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இக்னோ பற்றி நாங்கள் சொன்னோம் அதாவது அது வந்து டெமோக்ரா இட் டெமோக்ரட்டைஸ் எஜுகேஷன் அதாவது வீட்டுக்கு வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குது நீங்க எக்ஸாம் எழுத மட்டும் நீங்க இதுக்கு போனா போதும் எக்ஸாம் சென்டருக்கு வீட்ல இருந்தே அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை தபால் அனுப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க சேர்றதுக்கு முன்னாடியே அதோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இக்னோ வெப்சைட்ல இருந்து you can download the study material at e Gyan Kosh அதையும் நாங்கள் சொன்னோம் ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இக்னூல சேர்ந்து படிக்கணும் எத்தனையோ இருக்குது இல்லையா ஏன் நீங்க இக்னூல சேர்ந்து படிக்கணும் இக்னூல என்னெல்லாம் படிக்கலாம் அது கூட நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல சொல்கிறோம் அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்கு டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா ப்ரோக்ராம் இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது அதாவது இளங்கலை முதுகலை அப்புறம் டிப்ளமா பிஜி டிப்ளமா பிஜி சான்றிதழ் சான்றிதழ் ஸோ இந்த எதுனாலும் நீங்க அதாவது நம்மளுக்கு இப்போ பேசிக்கா படிச்சாகணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சான்றிதழ் கோர்ஸ்க்கு நீங்கள் சேரலாம் now admissions are open for July two thousand twenty twenty one session இப்போ வென் டு அப்ளை அதான் நான் ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணலாம் ஜனவரி ஜூலை இப்போ ஜூலை மாதத்துக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேட் எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் தான் so W W W dot IGNOU dot AC dot IN அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் சரி நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் வாழ்க்கை திறன் அதாவது லைஃப் ஸ்கில் இஸ் நீடட் அதையும் நாங்கள் இந்த விளம்பர பகுதியில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து அதுதான் சொல்லுவாங்களே நீங்கள் படிப்பை இப்போ உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு குடுத் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு வாட்டியே வந்து நீங்கள் யோசிப்பீங்க எனக்கு இருக்குதா அப்படின்னு வேற நம்ம படிப்பு அறிவை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம்னு நம்ம வந்து அந்த ஏரியாவில் வில் பி டெவலப்பிங் நம்ம வந்து அதில் கொஞ்சம் திறம்பட செயலாற்ற இது பண்ணிடுவோம் அதான் நம்ம சொல்லுவோம்ல certain things in life are taught certain things in life are caught அப்படின்னு அப்படின்னா என்னன்னா சில பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்தே அவங்கள முன்னேறி வச்சிடலாம் சில பேர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வச்சு நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம முன்னேறிக்கலாம் ஸோ ரெண்டுமே இருக்குது ஸோ இந்த லைஃப் திறன் அதாவது வாழ்க்கை திறன் அப்படின்னு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது எஜுகேஷனுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நேர்மையாக இருக்கணும் ஏன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே வாட்ஸ்அப் அனுப்பலாம் டிவி பார்த்துக்கிட்டே ஃபோன் கூட பேசலாம் டிவி பார்த்துக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிக்கலாம் பட் ஸ்டில் படிக்கணும்னு அதாவது அதாவது படிக்கும் போது மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கிதான் வைக்க வேண்டியதா இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு இன்னை நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்டுக்கணும்னா நம்மளுக்கு படிக்கலாமா படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குதா படிக்கிறனால நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்புறம் நம்ம படி சேர்ந்தோம்னா நம்ம உண்மையா இருப்போமா அப்படின்னு நம்ம சேர்ந்துட்ட பிறகு ஐயோ ஃபீஸ் கட்டிட்டோமே படிக்கிறதுக்குள்ள தோணவே இல்லையே தோன்றது பதில் டிவி பார்க்கலான்னு இருக்குது அல்ட்டா யூடியூப் ஒரு நாலஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சல்சமயம் பார்த்துருக்கீங்களாங்க ஆறு மணிக்கு சும்மா மனசு சேர் சரியாகணும்னு ஒரு சேனல்ல போய் உட்காந்துருப்போம் அடுத்த நாள் ஆறு மணிக்கு எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சிருப்பாங்க நம்ம ஒன்றும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ அது மாதிரி are you honest to yourself நம்மளோட லைஃப் ஸ்டைலு நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் uh, அது மத்தியில் படிக்கும்போது you have to be honest to yourself அடுத்தது வந்து take one day at a time அதாவது ஒரு நேரத்தில் ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னா இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நம்ம வந்து அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் யோசிச்சுதான் தான் சொல்லுவாங்க எல்லாராலும் சொல்ல முடியாது அடுத்த வருஷம் டூ மச்சா இருக்கிறது கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கிட்ட வி கேன் கிவ் அக்கௌண்ட் ஏன்னா it's it's small time we can manage it so அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் அதே மாதிரி do not worry about tomorrow நாளை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா இன்னைக்கு நினைச்சிங்கன்னா நாளைக்கு வந்து அதாவது தொட முடியாத ஒரு கோலாக தான் இருக்கும் ஆனால் வென் டுமாரோ கம்ஸ் டுடே இல்லையா it will be will be having some strength to handle it அதனால நம்ம இன்னைய இன்னைக்கு உட்காந்து பிளான் பண்ணும்போது இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா எஜுகேஷனுக்கு என்னங்க இன்னைக்கு லாஸ்ட் டேட்டா இன்னைக்கு சேரணும் இன்னைக்கு சேர்ந்துட்டோம்னா நாளைக்கு படிக்க முடியுமான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது எக்ஸாம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அதுதான் சொல்றாங்க இல்லையா இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் தேவை ஸ்பிரிச்சுவல் இன்டெலி இன்டெலிஜென்ஸும் தேவை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மனப்பக்குவமும் இருக்கணுங்க கடவுள் மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கணும் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கஷ்டப்பட்டிருப்பாங்க பார்த்தா அவங்க முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எங்கே உந்துதல் வருது அப்படின்னா கடவுள் நம்பிக்கையிலேருந்து ஸோ இஃப் யூ ட்ர really trust in God you won't worry about tomorrow அது யாரோ ஒரு ஒருத்தர் சொன்னாங்க அது உங்களுக்கு just I am sharing that also with you அதே மாதிரி think of the spin off benefits இந்த படிப்பு படிக்கிறது மூலம் நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சிந்திக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து சல்ஸ்மே டிவி பார்க்குறத விட இந்த ப்ரோக்ராம் சேர்ந்தோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப் நிறைய சேனல் மாற்றிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறத விட இது இப்படி உட்காந்து இதை உட்காந்து படித்தோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம நம்மளோட spin off benefits you are to think it from employment angle or to think it from the social status angle ah இப்போ பாருங்க இதை படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி யார் to tell about the emotional stability angle அதாவது என்னன்னா நம்ம மனசுலயே ஒரு சந்தோஷம் வரும் சர்டிஃபிகேட் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு இன்னைக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கணும் ஸோ இது எங்கள் ரீஜனல் சென்டரோட இமெயில் ஐடிக்கு RC Cochin at IGNOU dot AC dot IN இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷனல் மீட்டிங்கே எங்க ரீஜனல் சென்டர் கொச்சினோட யூடியூப் இது இது லிங்க்லயும் நாங்க போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்க பார்த்து பயனடையலாம் இதோட நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்கிறோம் இதுல நீங்க என்ன இந்த ப்ரோக்ராத்துல ப்ரோக்ராம்ல நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா CNCC CFN programme of IGNOU இது ஒன்று வந்து குழந்தைனாலும் மற்றும் ஊட்டச்சத்து இன்னொன்று வந்து ஃபுல்லாக வெறும் ஊட்டச்சத்தை பற்றி ஒன்று சிஎன்சிசியில் ரெண்டு சப்ஜெக்ட்ஸு சிஎஃப்என்ல மூணு சப்ஜெக்ட்ஸு அப்புறம் Indira Gandhi national university open university வந்து ஒரு திறந்த நிலை பல்கலைக்கழகம் இது தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் இது ரொம்ப உதவுது so when you move ahead definitely what to say it's one day at a time do not worry about tomorrow அப்புறம் என்னன்னு சொல்றது think of the spin off benefits இதெல்லாம் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் சேர்றதுக்கு உதவும் அதே மாதிரில வாழ்க்கையில் நம்ம பிளான் பண்ணோம்னா ஒரு சின்ன குட்டி கதையோட நான் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் வி வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வாழ்க்கையில் போகும்போது பல ஹேர்டில்ஸ் வரும் அதுதான் ஒரு ஆள் வந்து அப்படியே நடந்துட்டே வந்துட்டு இருந்தாராம் திடீர்னு பார்த்தா சில இடத்துல நாலு கால் தெரிஞ்சிச்சான் சில இடத்துல ரெண்டே ரெண்டு கால் தான் தெரிஞ்சிச்சான் அப்புறம் அவர் யோசிச்சு பார்த்தா நம்ம கூட அந்த க அந்த நாலு கால் யாரு அப்படின்னு பார்த்தா கடைசியாக அது கடவுள் கால்னு கண்டுபிடிச்சிட்டாராம் ஓ கடவுள் கால் அப்புறம் அந்த ரெண்டு கால் இருக்கிற இடத்துல பார்த்தா ஓ ரெண்டு கால் இருக்கிற இடத்துல கடவுள் கைவிட்டார் போல அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே போகும்போது அப்புறம் சொன்னாராம் கடவுள் கடவுள் நீங்க என்ன நடுவுல டீல்ல விட்டீங்களா பாருங்க ரெண்டு கால்ல இருக்கிறப்ப நாலு கால் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கால் தான் இருக்குது அப்படின்னு பட் பட் கடவுள் it's and you look at the footprints it is only my footprints உன்னால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு இது என்ன அப்படின்னா one man was just travelling in its life journey and obviously he looked back in his life and he saw four foot prints and later at certain difficult times he saw only two foot prints so he started to blame god see god when i was in difficult situation you left me. So see, there are four uh, footprints and sometimes only two footprints. At that time, God told it, since you look at the footprint nicely, those two footprints are my footprints. So when you're in difficult situation I carried you அப்படின்னு ஸோ அதுதாங்க மெயினாக வாழ்க்கையில் படிக்கிறதோ வேலை செய்கிறதோ இல்லை குடும்பத்தை நடத்துகிறதோ அப்படியே இல்லாம இருந்ததுன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த பேண்டமிக்ல மேனேஜ் பண்றதோ இல்லையா ஒரு கடவுள் நம்பிக்கை வேணும் ஒரு அது வந்து it gives you emotional stability it helps you to take one day at a time it helps you to take care of all the people who are depend on you irrespective of their reaction towards you அது அதை மட்டும் இல்லாமல் நம்மளோட லீஷர் டைம் ஆக்டிவிட்டியை ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸோட செலவழிக்கிறதுக்கு அது உதவி செய்யும் ஸோ இந்த ப்ரோக்ராமை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் Thanks for being with us.